மறந்து திரியும் மனிதா என் நீ வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வேறருந்திடும் பெருமை மறந்து திரியும் மனிதா உன் நீ வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வேறருந்திடும் பெருமை நான் என்று சொல்லிக் கொண்டால் நலமே இல்லை நீ இந்த உலகில் என்றும் நிரந்தரம் இல்லை அழகெல்லாம் தானென்பது அழிவின் இல்லை அழகும் கூடா ஆணவத்தின் வளர்ப்பு பிள்ளை தாழ்மை ஒன்று தானே தலை நிமித்தும் உன்னை தேவ கிருபை மட்டுமே வாழ வைக்கும் இந்த உலகை மறந்து திரியும் மனிதா என்மேனி வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வேறருந்திடும் பெருமை மறந்து திரியும் மனிதா உன்மேனி வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வேறருந்திடும் பெருமை பணம் மட்டும் வைத்திருந்தால் பலனே இல்லை புகழும் கூட உலகில் நிரந்தரம் இல்லை பிறரதை தானதென்பதே பிரியது தொல்லே கொடுக்காமல் வாழ்வதுவோ கொடுமையில் கொடுமை தாழ்மை ஒன்றுதானே தலை நிமித்தும் உன்னை தேவகிருபை மட்டுமே வாழ வைக்கும் இந்த உலகை மறந்து தெரியும் மனிதா என் மேடி வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வீரருந்திடும் பெருமே மறந்து திரியும் மனிதா உன்மேணி வெறுமன்னே வெறுத்து தள்ளு உலகை வீரருந்திடும் பெருமே